அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகுகேது பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோங்க செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது வாக்கியப்படி ராகுகேது பயிற்சி ஆகுதுங்க செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபது திருக்கணிதப்படி ராகுகேது பயிற்சி ஆகுது சில பேர் வந்து வாக்கியப்படி ஃபாலோ பண்ணுவீங்க சில பேர் திருக்கணிதப்படி ஃபாலோ பண்ணுவீங்க அதனாலதான் தான் உங்களுக்கு ரெண்டு விஷயம் பிரித்து கொடுத்துருக்கேன் இப்போ விருச்சிக ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்போ விருச்சிக வீடு விருச்சிக வீட்டுக்கே கேது பகவான் வராரு அதாவது தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் விருச்சிக வீட்டுக்கு வராரு மிதின வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ரிஷப வீட்டுக்கு வராரு அதாவது விருச்சிக வீட்டுல இருந்து ஏழாம் இடத்துக்கும் ராகு பகவான் வராரு உங்களோட விருச்சிக வீட்டுக்கு கேது பகவான் வராது அப்பனா தன் வீட்டுக்கே கேது பகவான் வர்றதுனால மற்றவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பேசணும் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் ஏன்னா தெரியாதனமாக நீங்கள் வாய் வார்த்தைகள் விட்டுட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் உண்டாக்கும் இது விருச்சக லக்கணத்துக்கும் பொருந்தும் விருச்சக ராசிக்கும் பொருந்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது ஏன்னா வம்பை வந்து விலை கொடுத்து நீங்களே வாங்கிக்குவீங்க அதனால் மற்றவங்க கிட்ட பேசும்போது பார்த்து நிதானமாக தன்மையாக பொறுமையாக தான் பேசணும் தேவையில்லாத ஒரு விஷயத்த விட்டுட்டீங்க அப்படின்னா வாக்குவாதங்கள் அது ஒரு பெருஸ் பெரிய விஷயமாயிடும் அதனால் குடும்பத்தில் இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோட பேசுறது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல சனி பயிற்சி உங்களுக்கு திருக்கணிதப்படி போன வருஷம் மாறிடுச்சுங்க இப்போ டிசம்பர் படி வாக்கிய வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் மாறுது குரு பகவான் வந்து நவம்பர் மாதம் குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து மகர வீட்டுக்கு செல்லும் போது அப்போ மூன்றாம் இடத்துக்கு சனி பகவானும் குரு பகவானும் மூன்றாம் இடத்துக்கு வராரு அதாவது மறைவு ஸ்தானத்துக்கு குரு வந்துடுறாரு நீச்சம் பெற்றிருக்காரு அப்போ தனஸ்தானாதிபதி வந்து மூன்றாம் இடத்துல நீச்சம் பெறதுனால பொருளாதார பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அதனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு விருச்சக வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் அப்போ எந்த தொழில் நீங்கள் செஞ்சாலும் கண்டிப்பாக லாபத்தை எடுக்கலாம் தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக செய்வீங்க அது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது அடுத்து ஏழாம் இடத்த கலத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கும் அதே சமயம் குரு பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகள் குறையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ தந்தை வழி உறவு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் விருச்சகராசியோட தந்தைக்கு உடல்நிலை பிரச்சனைகள் இருக்காது நல்லா இருக்கும் சுமூகமான நிலை ஏற்படும் தந்தை வழி வழியில் உங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த சொத்துக்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கிடைக்கும் வீட்டுல இருந்து மூன்றாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் மறைஞ்சிட்டாலும் அதோட பார்வை பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டுல வீட்டிலேருந்து ஏழு ஒன்பது பதினொன்று பார்க்கறதுனால உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாங்க குரு குரு பார்வை சனி வந்து நாளுக்குடைய சனி பகவான் மூன்றாம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாலும் சுகத்தையும் குறைக்க மாட்டாரு நல்லா இருக்கும் வண்டி வாகன யோகம் இருக்குது வீடெல்லாம் கட்டுவீங்க இடம் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க சுப செலவுகள் ஏற்படும் கண்டிப்பாக வந்து சுப செலவுகளாக ஆக்கியோங்க விரைய செலவு வேணாம் சுப செலவுகள் பண்ணிக்கோங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இனி தூக்கம் இருக்காது படிப்படியாக குறையும் இந்த மாதிரி நம்ம பண்ணலாமா பிஸ்னஸ் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க வீடு இப்படி கட்டணுமா அப்படி கட்டணுமா இடம் எங்கே வாங்கணும் அப்படின்ட்டு மும்மரமாக இதை விஷயமா நம்ம நிறைய விஷயம் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பீங்க வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் ஏன்னா விருச்சக வீட்டிலே கேது இருக்கிறதுனால நிறைய யோசிப்பீங்க ஞானம் கிடைக்கும் சாமி கும்பிடுவீங்க வழிபடுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க இருந்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்போ தூக்கம் சரியாக வராது நைட்டில் அதனால் கண்டிப்பாக தியானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் நேரமாக தூங்கிட்டு காலைல நேரமாக எந்திரிச்சு உங்கள் வேலைகளை நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆன்மீகத்தில் வரக்கூடிய காலகட்டம் தான் இது பன்னெண்டாம் இடத்துல தூக்கம் வராது நித்திரை நித்திரையை கொண்டான அயனசயன யோகம் சொல்லுவாங்க அந்த இடத்த வந்து சனி பார்க்கறதுனால கொஞ்சம் டிலே ஆகும் டைமு உங்களுக்கு ஏதாவது வேலைகளே உங்களுக்கு நைட் ஷிஃப்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு அதில் அடிபட்டு போயிடும் ஒரு சில பேர் வந்து வீட்டிலே இருப்பாங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இருந்தாலும் அப்போ அந்த டைமில் வந்து அன்டைமில் தான் நீங்கள் தூங்குற மாதிரி இருக்கும் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் உடல் ரீதியாக ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அடுத்து தியானம் பண்ணுங்கள் மஸ்ட் வீட்டில் விளக்கு பற்ற வைங்க ஊதுபத்தி காட்டுங்க மெடிடேஷனில் இருங்க ஓம் சாண்டிங் போட்டு விடுங்க வீட்டில் இதில் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு ஒரு மைண்ட் தாட்டெல்லாம் ஒரு பாசிட்டிவ் தாட் ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால தான் இந்த விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால் இதை யோசிச்சு ஒரு விஷயத்த பண்ணும்போது யோசிச்சு பண்ணுங்க தொழிலாகட்டும் எந்த விஷயமாகட்டும் நிதானத்தோடு இருங்க யோசிச்சு செயல்படுங்க வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவின் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்